அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து பெற்றோர்களுடன் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர்களுக்காக நாம் என்ன துவா செய்ய வேண்டும் என்றும் அல்லாஹ் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனில் பதினேழாவது அத்தியாயம் இருபத்தி மூன்றாவது வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான் பெற்றோர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்றும் அவர்களை சீ என்ற வார்த்தையை கூறி கூட அவர்களை திட்டுவிடாதீர்கள் என்றும் அவர்களிடத்தில் நாம் பேசும் பொழுது கண்ணியமான சொற்களை உபயோகித்துக் கொள்ளுங்கள் என்றும் அல்லாஹ் கூறுகின்றான் மேலும் அவர்களிடத்தில் பணிவோடும் பாசத்தோடும் நடந்து கொள்ளுங்கள் என்றும் அல்லாஹ் கூறுகின்றான் அவர்களுக்காக நாம் எவ்வாறு துவா செய்ய வேண்டும் என்பதை கூட அல்லாஹ் அடுத்த வசனத்திலே கூறுகின்றான் ரொப்பிர் சொகைரா ரொப்பிர் ஹம் ஹுமா கமா சொகைரா இந்த துவாவினுடைய பொருள் யா அல்லாஹ் நாங்கள் சிறுபிள்ளையாக இருக்கும் பொழுது எங்களை எவ்வாறு அவர்கள் பணிவோடும் பாசத்தோடும் பராமரித்து கொண்டார்களோ அதே போன்று அவ்விருவருக்கும் நீ அருள் புரிவாயாக பெற்றோர்களுக்கு கண்குளிர்ச்சியான பிள்ளைகளாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக